அந்த ஓசைக்கு இணையான இசையிலே உந்தன் கூந்தல் முடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லை சிப்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண் குளிந்தவளை